கடமை கண்ணியம் கட்டுப்பாடுடா சினிமாக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க சினிமாவை ஆதரிக்கிறவங்க சினிமாவை வந்து ரசிக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வீடியோவில் ஏதாவது ஒரு டேக்அவே இருக்கணும் அதாவது வந்து இங்கே இது நடந்துச்சு அங்கே அது நடந்துச்சு அப்படின்னு இல்லாமல் அந்த நெக்ஸ்ட் லெவலில் அவங்களுக்கு ஒரு தாட்டை கொடுத்துட்டு போகணும் ஒரு விதையை விதைச்சிட்டு போகணும் அப்படின்னு ஒரு ஏன் ரகுவரன் வயசு வருது பரவாயில்ல விடு விதையை விதைச்சிட்டு போகணும்னு ஒரு ஆசை இருக்கும் அது என்ன தான் எங்கள் எடிட்டர் ரஞ்சித் ஒத்துக்கலனாலும் நாங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணுறோங்க இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கள் ஹீரோன்ற வார்த்தை தாங்க தமிழ் சினிமாவை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு உலக சினிமாலையும் வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அந்தந்த ஊருக்கு அந்தந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் வச்சு படங்கள் பண்ணிடுவாங்க பட் தமிழ் சினிமா பொறுத்தவரை it's a Friday cinema so இப்போ இந்த வெள்ளிக்கிழமை சினிமாவுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் வேணும் டீசர் ட்ரெய்லர் கட் பண்ணி ஸ்னீக் பீக்லாம் போட்டால் பாடல்கள்லாம் வெளியிட்டால் பெரிய ஃபங்க்ஷன்லாம் வச்சா அந்த ஹீரோக்கு ஒரு அந்த ஒரு மாஸ் கிரியேட் ஆகும் எல்லாரும் வந்து படம் பார்ப்பாங்க அப்படி ஸோ தமிழ் சினிமாவோட க்ரொனாலஜிக்கல் ஆர்டரில் பார்த்தா அரவிந்த் தியாகராஜ பாகவர் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எவர் சூப்பர் ஸ்டார் அப்போ தியாகராஜ பாகவதர்னு ஒரு இண்டிவிஜுவல் அந்த வெத்தலை பார்க்க போட்டு பயங்கர பயங்கரமாக நுனிநாக்கில் பாடுறாரு தம்மு கட்டி பத்து பட்டு பாடுற அப்படின்ற லெவலில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாருக்காக தாங்க இந்த சினிமாவை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் சில ஹீரோஸ் ஆஹா இவங்க படம் நல்லா இருக்கோ இல்லையோ நமக்கு இவங்கள பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சிவாஜி கணேசன் அவர் ஒரு ஜட்மெண்ட்ல ட்ராவல் பண்றாரு அதுக்கப்புறம் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு ஜட்மெண்ட்ல ட்ராவல் பண்ணுறாரு இந்த ஜேம்ஸ் பான் படம்லாம் பண்ணுவார் தலைவன் ஜெய்சங்கர் ஜக்கம்மா போன்ற படங்கள்லாம் பண்ணுறாரு இப்போ குரோனாலஜிக்கல் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோஸ் எல்லாருமே என்ன மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது இப்போ ஒரு ஹீரோ வளர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு வர்த்தக சினிமா அவங்க மேலே அப்படியே போட்டு அவங்களை அமுக்க ஆரம்பிக்கும் இப்படி விஜய் சேதுபதி என்ன மாடல்ல மாடலில் ட்ராவல் பண்ணுறாருன்னா நான் ஹீரோவே கிடையாதுடா நான் ஒரு ஆர்டிஸ்டா நான் போய் மெரி கிறிஸ்மஸ்னு ஒரு படம் பண்ணுவேன் நான் ஒரு சீரியலில் கெஸ்ட் ரோல் பண்ணுவேன் திடீர்னு ஒரு ஷார்ட் ஷார்ட் ஃபிலிமில் கெஸ்ட் ரோல் நடிப்பேன் அப்படின்னு அவர் அவருக்கான ஒரு வட்டத்தை போட்டுக்கவே இல்லை அவர் வந்து ஆ சம்பாதிக்கிறதுக்கு சில படங்கள் நம்ம நல்ல நடிகர்னு பேர் வாங்குறதுக்கு சில படங்கள்னு சொல்லி அவர் டோட்டலாக ஒரு மோன்லால் ஃபார்மேட்டில் ஒன்று ட்ராவல் பண்ணிருக்காரு ஆனால் ஹீரோக்களுக்கு ஒரு பெரிய கம்பல்ஷன் ஒரு பெரிய அப்சஷனும் இருக்குது அதாவது அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஒன்று ஓப்பன் ஆயிருச்சுன்னா அது ஒரு வியாழக்கிழமை சந்த மாதிரி அது சினிமாவுக்கு நல்லதும் பண்ணியிருக்கு கெடுதலும் பண்ணியிருக்கு ஹீரோக்கள் அவங்களோட ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் ஒன்று உருவாக ஆக இவ்வளோ பட்ஜெட் வந்து தகும் அவங்களால வந்து இந்த பட்ஜெட்டை ஹோல்டு பண்ண முடியும் இப்போ ஏற்பட்ட ஒரு கான்வாஸ் ஷோல்டர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சில டிரெக்டர்ஸ் ஒரு விஷனோட உள்ளே வராங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜமௌலின்ற பேருக்கு ஒரு பட்ஜெட் கிடைக்குதுல்ல அந்த காலத்தில் சங்கர்ன்ற ஒரு பேருக்கு ஒரு பட்ஜெட் கிடைக்குதுல இன்ஃபேக்ட் முதல்வன்லாம் வந்து பெரிய பட்ஜெட் அவர் தலைவருக்கு கதை சொல்கிறாரு தளபதி விஜய்க்கு சொல்கிறாரு ஆனால் சம்மந்தம் இல்லாமல் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து ஒரு நாள் சிஎமாக ப்ளூ கலர் சட்டை போட்டு கலக்கலக்குன்னு கலக்கினார்ல ஸோ அப்போ எங்கே வந்து சினிமா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்ஸ் கிடைக்க கிடைக்க கிடைக்க அதுக்கேற்ற டெக்னாலஜி அதுக்கேற்ற புதிய முயற்சிகள் அப்படின்னு போகிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சினிமா வந்து எவ்வளவோ கதைகள் சொல்லியிருக்கு இந்த உலகத்துக்கு ஒரு காலகட்டத்தில் புராண கதைகள் பண்ணோம் அதுக்கப்புறம் காதல் கதைகள் பண்ணோம் அப்புறம் வாழ்வியல் கதைகள் பண்ணோம் அப்புறம் கிராமத்து கதைகள் பண்ணோம் அதுக்கப்புறம் சிட்டி சப்ஜெக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஜானர்லேயே வந்து புது புது ஜானர் ட்ரை பண்ணோம் ஹாலிவுட் ஸ்டுடியோஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணோம் அப்புறம் பிற மொழிகள்லேருந்து ரீமேக் பண்ணோம் அப்படி நமக்கும் நிறைய வேவ்ஸ் போயிருக்கு ஆனால் இவ்வளோ நடந்து one of the highest grossing Tamil ஃபிலிம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு புராண கதை பேஸ்டான புக்கு இன்னொன்று ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எந்திரன்னா வந்து அப்போதைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் படங்க அதுக்கு மேலே ஒரு தமிழ் படம் கிடையவே கிடையாதுடா what a cinematic experience of the மார்வல்ரான்னு சொல்லி ஒரு படம் பண்ணாங்க அந்த படம் எதனால நடந்துச்சு உலகநாயகன் பிரீத்தி சிந்தா வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட்டே பண்ணார் சங்கர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் எந்திரன் படம் எதனால நடந்துச்சு சுஜாதா எஸ் ஒரு பெரிய பக்கபலம் தான் ஏஆர் இசை பெரிய பக்கபலம் தான் அப்புறம் நம்ம ஏவிஎம் வந்து சிவாஜி மாதிரி ஒரு ஹிட் கொடுத்துட்டு அடுத்து சங்கருக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் ஒரு பெரிய மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி விடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அது ஐங்கரன் உள்ள வருது அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் டேக் ஓர் பண்ணுது ஆனால் இந்திரன் ஒரு படம் பண்ணுறோம் அதுதான் வந்து காஸ்ட்லியஸ்ட் படம் எவர் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் அலேகா திரும்பினா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு ஒரு பெரிய ஹீரோ இருக்கார் அந்த ஹீரோக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது இந்த செலவில் ஒரு படத்தை பண்ணால் இவ்வளோ பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு மீட்ரு இருக்குது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அது இருக்கிறதுனால தான் அந்த படமே நடக்குது அந்த மாதிரி ஹீரோ நம்ம இப்போ டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து அப்படியே ஒரு லிஸ்ட்டில் போட்டோம்னா இந்த கதைகளை தேர்ந்தெடுக்கிற ஒரு அது ஒரு மேஜிக்குங்க இப்போ நீங்கள் கிரிக்கெட் மாதிரி ஆக்டர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சக்ஸஸ் ரேஷியோவே வேற அவரோட ஃபார்முலாவே வேற ஏன்னா அவருக்கு கே பாலச்சந்தர்னு ஒரு குரு அமையறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரனோட ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணுறாரு பஞ்சர் ரச்சனை உள்ள புந்து ஒரு கிரியேட்டிவ் கண்ட்ரோல் எடுத்து அவருக்கு செமையாக படங்கள் பண்ணி கொடுக்குறாரு இருபத்தஞ்சு படங்கள் எஸ்பி முத்துராமனோட மட்டும் பண்ணுறாரு ஸோ அப்போலாம் ஸ்டுடியோஸ் பேக் பண்ணுவாங்க பெரிய பெரிய ஹீரோஸ் ஆனால் உலக நாயகனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கான்டெம்பரரிஸ் பற்றி பேசும்போது தன்னோட பதினேழாவது பதினெட்டாவது வயசுலேயே வந்து அடிஷனல் ஸ்டோரி ஸ்க்ரீன் எல்லாம் பண்ணியிருக்காரு உணர்ச்சிகள்ன்ற படம் நம்ம ஆர்சி சக்தி டேரக்ஷனில் ஸோ நாயகன் வந்து ஒரு ஹீரோவாக இருந்தாலும் வர்சட்டைலான ஆக்டராக இருந்தாலும் is also film maker is also story teller அவர் வந்து அப்புறம் பயங்கரமாக கதைகள் எழுத ஆரம்பிக்கிறாரு டேரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ ஒரு கிரியேட்டிவ் கண்ட்ரோல் நாயகனுக்கு இருக்கு அதாவது வேற ஒரு டேரக்டர் போய் அவர்கிட்ட ஒரு கதையை சொல்லி அவர் அசால்ட்டாக படம் பண்ணது வந்து இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேட்டையாடு விளையாடு விக்ரம் மட்டும்தான் மீது எல்லாமே எல்லாமே அவரோட கிரியேட்டிவ் தாட் இருந்திருக்கு பின்னாடி அவர் தான் அந்த படத்தை உருவாக்கியிருக்காரு அவர் தான் அந்த ஐடியா கொடுத்துருக்காரு இன்ஃபேக்ட் விக்ரமோட ஐடியாவே அவர் லோகேஷ் கிட்ட அவர் தான் சொல்லியிருக்காரு ஸோ அப்படி ஹீரோக்கள் வந்து என்ன மீட்டரில் கதை கேட்குறாங்க அதை வந்து செல்ஃபோன் நோண்டாமல் ப்ராப்பராக வந்து ஃபுல் கதையும் கேட்டு அந்த ஜட்மெண்ட்டை வந்து முடிவு பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு அப்புறம் ஒரு சின்னதாக பிரேக் எடுத்துகிட்டு போய் ஒரு தம் முடிச்சுட்டு இல்லை ஒரு டீயை குடிச்சிட்டு திரும்ப வந்து செகண்ட் ஆஃப் சொல்லுங்கள் எந்த காலகட்டத்தில் எப்படி இந்த ஹீரோக்கள் என்ன மனநிலையில் இந்த கதைகளை கேட்குறாங்க என்ன மாதிரியான செட்டப்பில் கதைகளை கேட்குறாங்க ஏன்னா இந்த லாஸ்ட் டென் இயர்ஸில் பாரஞ்சித்தோட சூப்பர் ஸ்டார் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் யார் வேணால் யாரோட வேணால் சினிமா பண்ணலாம்டா அப்படின்ற ஒரு மாடலே வந்துச்சு இல்லைனா சில பேர் சில பேர் ஆஃபீஸ் வாச கேட்டு கூட போக முடியாது அதையும் சூப்பர் ஸ்டார் தான் உடச்சிருக்காரு பாருங்க உலக ரங்கனை நம்ம இதுக்குள்ளே சேர்க்க முடியாது ஏன்னா அவரே ஒரு ஸ்டோரி டெல்லர் டேரக்டர் ஓகேவா ஸோ இந்த மற்ற காண்டெம்பரரி ஹீரோஸ் வளர்ந்து வரும் ஹீரோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தளபதி விஜய்க்கு வந்து எஸ்ஐசி ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சாறு படங்கள் வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் பண்ணி என் பையனை நான் லான்ச் பண்ணணும்னு கொண்டு போகிறார் அஜித் அவர்கள் வந்து வேற வேற மாதிரியான ஒரு ரூப் எடுத்து உள்ள வரார் அவருக்கு வந்து சில டேரக்டர்ஸோட செல்வாவோட சப்போர்ட் இருந்திருக்கு நிக்காப்ஸ் வந்து பெரிய அளவில் பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அவர் அஜித் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து எப்படி பண்ணிட்டாருன்னா கதை ஏற்கனவே ப்ரொடியூசர் ஓகே பண்ணிட்டாரு நான் நடிக்கணும்னு டேரக்டர் முடிவு பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுக்கணுன்றதை தாண்டியே நான் ஒன்று பண்ணிட போனேன்னு சொல்லிட்டு எந்த வித கிரியேட்டிவ் கண்ட்ரோல் எடுத்துக்காம அந்த கால் ஷீட்டுக்கு போய் வாங்கின சம்பளத்துக்கு நேர்மையாக நடிச்சுட்டு வந்துடுது அதுவே அவரோட சக்ஸஸ் ஃபார்முலாவாக மாறி இருக்கு இந்த அஜித் ஃபார்முலா எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது நாலு பேட் ஃபிலிம்ஸ் வந்தாலும் அஞ்சாவது படத்துக்கு ஒரு கூட்டம் வருதுன்னா அவர் தன்னை ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டார் இதுதான் என் ஆஃப் ஸ்க்ரீன் கரிஸ்மா இதுக்காக தான் மக்கள் என்னை ரசிக்கிறாங்க படங்களில் மட்டும்தான் உன்னால் என்ன பார்க்க முடியும்னு சொல்லி அவர் வேறு மாதிரி ஒரு ட்ரெஜெக்டரியில் போயிட்டார் இப்போ அந்த காலகட்டத்திலே பல ஹீரோக்கள் உள்ள வராங்க அதில் சூர்யாவுக்கு தான் மிகப்பெரிய சேலஞ்ச் ஏன்னா அவரோட கெரியர்கிராஃபும் சரி அவரோட வேலை பார்த்தவங்களும் சரி அவங்க வந்து அப்படி சூப்பராக காம்ப்ரிஹெண்ட் பண்ணி பயங்கரமாக வளர்ந்து வந்தாங்க அவரை வச்சு ஹிட்டு படம் கொடுத்து அந்த ஹிட் டிரெக்டர்ஸ்லாம் இப்போ ஒரு மாதிரி சோவிக்கலை சூரியரை போட்டு அவருக்கு தேசிய விருது கிடைக்குது தேட்ரிக்கலாக லாஸ்ட் டென் இயர்ஸில் வந்து பெரிய ஒரு பிரசன்ஸ் ஒன்று கொடுக்க முடியல அஃப்கோர்ஸ் சிங்கம் அண்ட் சிங்கம் டூ மூலமாக அவன் சேட்டலைட் மார்க்கெட்லாம் அடித்து நோத்தி ஆந்திராலலாம் வந்து பெரிய நம்பர்ஸ் பண்ணி ஏழாம் அறிவு டயத்துலேயே மிகப்பெரிய ஓப்பனிங்லாம் காமிச்சு மற்ற அஜித் விஜய் ஃபேன்ஸ்க்கெலாம் பீதியை கொடுத்து எல்லாமே பண்ணிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் ஏன் வந்து அவருக்கு ஒரு பெரிய கேப் ஒன்று விழுகுது ஒரு ட்ரை பீரியட் வருதுன்னா அவரை வச்சு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் பண்ணுற டிரெக்டர்ஸோட பற்றாக்குறை தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீரோ ரேண்டமான ஒரு யங்ஸ்டரோட சேர்ந்து படம் பண்ணுறதுன்றது வந்து இப்போ தான் நடந்துட்டு இருக்கு ஆனால் அந்த லாஸ்ட் டென் இயர்ஸ் சூர்யாவோட சேலஞ்ச் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை வச்சு இட்டுப்படம் படம் கொடுத்த பாலாவாக இருக்கட்டும் நம்ம கௌதம் வாசுதேவியானா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஸ்டைல்லேருந்து ஃபேட் அவுட் ஆகி வேறு ஏரியாக்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த விதத்தில் Suriya's biggest challenge has been finding the right type of a director who could give him that தீனி ஏன்னா அவர் வந்து விஜய் மாதிரியோ அஜித் மாதிரியோ ஒரு டிப்பிக்கலான run of the mill commercial படம் பண்ணால் அது ரசிகர்கள் எந்த விதத்திலையும் பெருசாக ஆதரிக்கிறது கிடையாது சூர்யா அப்படின்னாலே அது லேயர்டாக இருக்கணும் ஸ்டோரியை அவர் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணணும் சியான் விக்ரமோட கதை செலெக்ஷனை பற்றி நிறைய பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமும் கொடுத்துருக்காங்க தனிப்பட்ட தாக்குதல்களும் நடந்திருக்கு இந்த நான் ஷங்கர் ஹிட்ன்றது ஒரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது அஃப்கோர்ஸ் எந்த ஆக்டருமே பண்ணாத ஒரு சீனில் வந்து ஹீரோவாகவும் இன்னொரு சீனை வில்லனாகவும் நடிச்சிருக்காரு பெரிய பெரிய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு சங்கரை வச்சு அவர் வந்து ஐ கொடுத்தாரு அன்னியன் அப்போவே கொடுத்தாரு இந்த நான் சங்கர் ஹிட்ன்றது இந்த லாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அவருக்கு மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு அஃப்கோர்ஸ் சரணை வச்சு ஜெமினி கொடுத்தாரு கரியர் பிரேக்கிங்காக வந்து தரணி வச்சு தில் தூள் பண்ணார் அட்ஸ் ஆல் தேட் இருமுகன் நல்ல நம்பர்ஸ் பண்ணியிருந்தாலும் அதர் தேன் சங்கர் யார் வந்து சியான் விக்ரமோ சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஹரியை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் பட் அதுவுமே இந்த லாஸ்ட் டென் இயர்ஸில் இல்லை ஸோ இந்த ஹீரோஸ்லாம் எப்படி கதை கேட்குறாங்க தன்னோட மார்க்கெட்டுக்காக கதை கேட்குறாங்களா இல்லை தன்னை வந்து யூனோ இது கிரியேட்டிவ்லி சார்ஜாக ஃபீல் பண்ணுறேன் இந்த கதையில் நான் வந்து ஒரு கெட்டப் செஞ்சு இல்லை இந்த கதையில் நான் ப்ரீவியஸாக பண்ண படங்களோட அடுத்த லெவலில் இருக்குது இல்லை இது வந்து என்னோட ரசிகர்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி எப்படி உங்கள் ரசிகர்களை புரிஞ்சுக்கிறாங்க லேட் நைட் ஆனால் காரில் ஏசி போட்டு போய் ஊர் ஊராக போய் உங்களோட ஃபேன்ஸ்லாம் இவங்களை எப்படி அணுகிறாங்கன்றத ஸ்டடி பண்ணுறாங்களா on what grounds these actors choose scripts அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஏரியா டு எக்ஸ்ப்ளோருங்க சிவகார்த்திகன் ஒரு உதாரணமாக எடுத்துப்போம் கண் கேப்பில் நாற்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தமிழ் சினிமா ஹீரோவாக மாறுறார் அவரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு படத்தில் தனுஷ் அவர்களோட ஒரு கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதுதான் என்னோட ஸ்பேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார் எஸ் அவருக்கு அனிருத் தீமானோட சப்போர்ட் இருந்திருக்கு தனுஷோட சப்போர்ட் இருந்திருக்கு ஏன்னா அவங்க அப்படி ஒரு டேலண்ட்டை நம்புறாங்க அவர் கேட்டலாக் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தார் அவர் வந்து ரஜினி முருகன் மாதிரி he was trying to find a formula with அவர் வந்து பொன்ராமோட ஒரு காம்பினேஷன் போடுறாப்புல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி லைட்டாக கொத்தி பரவாயில்ல அப்புறம் நம்ம பாண்டியராஜ் அவர்களோட மெரினா இப்படின்னு லைட்டாக நான் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்றது போய் டக்குன்னு காக்கி சட்டையில் ஒரு இமேஜ் பில்டிங் நடக்குது அதுக்கப்புறம் ஹிட் பாடல்கள்லாம் அமையுது எதிர்நீச்சல் மூலமாக ஏய் இவன் ஒரு பக்கா தமிழ் சினிமா ஹீரோடா அப்படின்ற முத்திரையை பதிச்சு இன்றைக்கி அவர் மிகப்பெரிய ஹீரோவாக வந்திருக்காரு இப்போ அவரோட ஜட்மெண்ட் எடுத்துக்கோங்க டிவியில் இருந்ததுனாலையும் சொந்தமாக தான் ஷோஸை ஸ்கிரிப்ட் பண்ணதுனாலையும் ஒரு சின்ன கிரியேட்டிவ் கண்ட்ரோல் இருக்கு அவருக்கு ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது சரி வரும் சரி வராதுன்னு சொல்லி அந்த ஒரு மீட்டர் புரிஞ்சுக்கிட்டு வராரு ஏன்னா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரசிகர்கள் வந்து என்ன வேற மாதிரி பார்க்க விரும்பப்பட மாட்டாங்கன்ற ஸ்பேஸ்க்கு இன்னும் போல ஆனால் தன்னோட ரசிகர்கள் யார் அவர் எப்போ என்ன என்ன படம் பண்ணணும் எந்த காம்பினேஷனில் யாரோட பண்ணால் அது பெருசாகும் பெரிய தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் வந்து டேட் கொடுத்து படம் பண்ணிகிட்டு இருக்காரு இதெல்லாம் ஓகே பட் சிவகார்த்திகன் என்ன மாதிரி கதை கேட்குறாரு கார்த்தி அவர்கள் என்ன மாதிரி கதை கேட்குறாரு இப்போ கார்த்தி ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட ட்ரிவியா அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி அவரை வச்சு படம் பண்ண டேரக்டர்ஸ்லாம் இன்றைக்கி எந்த லீகுக்கு போயிருக்காங்கன்னு மெட்ராஸ் எடுத்த பாரஞ்சித் தீரன் எடுத்த ஹெச் வினோத் கைதி எடுத்த லோகேஷ் கனகராஜ் ஸோ இந்த ட்ரிவியூ அவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போ கார்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா more like one glorified Kamal ஸ்பேஸில் தான் இருக்கார் அவர் வந்து இல்லை அது க்ரியேட்டிவாக ஏதாவது ஒன்று பண்ணணும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணணும் மூணு படத்துக்கு ஒன்று படம் வேணால் வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் பட் மீதி நேரங்களில் என்ன அது புஷ் பண்ணணும்னு சொல்லி அவரை வந்து இன்றைக்கி மணிரத்னமே ப்ரிஃபர் பண்ணி பொன்னியின் செல்வனில் ஒரு மிகப்பெரிய ரோல் கொடுக்குறாருன்னா லாட் ஆஃப் லீட் டெக்னீஷியன்ஸ் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து கார்த்தியோட படம் பண்ணும்போது they have a different feeling இது நல்லா இருக்குது இந்த ஸ்பேஸ் அப்படின்னு எல்லா ஹீரோக்களுக்குமே ஃபார்மஸ் டெம்பரரி கிளாஸஸ் பெர்மனன்ட்ன்ற ஸ்பேஸ்க்குள்ளே போதான் ஆசைப்படுறாங்க அவங்க அவ்வப்போது கேட்குற கதைகள் அப்போ ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்புறம் லேட்டரான அது வந்து வேறு சில காரணங்களால் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம் பட் ஜட்மெண்ட்டுன்றது வந்து ஒரு ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஜெயம் ரவி எடுத்துக்கோங்க மோகன் ராஜா அவரும் ஒரு பெரிய காம்பினேஷனில் வளர்ந்து வராங்க தனியொருன்னு ஒரு மிகப்பெரிய பிரேக் அமையுது லவ் டே பிரதி கூட கோமாரி பண்ணுறாரு ஆனால் அவருக்கும் அந்த கதை செலெக்ஷனில் வந்து ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்குது ஏன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுராஜ் மாதிரி ஒரு டேரக்டரோட சேர்ந்து அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் பண்ணால் பெருசாக மக்கள் அதை அங்கீகரிக்கிற மாதிரி தெரில அதே மாதிரி கருத்து சொல்கிற படமாக இருந்தாலும் sometimes backfire so Suriya அவர்களுக்கு என்ன பெரிய சேலஞ்ச் இருக்கோ அது ஜெயம் ரவிக்கும் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது தனுஷ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு பவர் பாண்டி டேரக்ட் பண்ணுறாரு திடீர்னு ஒரு பத்து படம் நடிக்கிறாரு திரும்ப வந்து சன் பிக்சர்ஸ் ஒரு படம் டேரக்ட் பண்ணுறாரு ஏர் ரமன் மியூசிக்ன்றாங்க பண்ணியிருக்காங்க ஸோ தனுஷ் வந்து தமிழ் சினிமான்ற கேப்குள்ளே மட்டும் ஃபிட் ஆகலை is able to travel across languages different films different times இப்போ கேப்டன் மில்லருக்காக ஒரு கெட்டப் போய் பெருசாக வாத்தி மூலமாக வந்து ஒரு தெலுங்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறாரு ஒரு இண்டோ ஃப்ரெஞ்ச் ஃபிலிமில் எப்போவும் நடித்தார் ரூசோ பிரதர்ஸ் பண்ணிட்டாரு ஸோ தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த கமல் கேட்டகரியில் தான் வருவாரே தவிர so whenever Dhanush is able to strike a chord அது வேறு மாதிரி ஏன்னா விஐபி மூலமாக அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ட்ராமாவை பற்றி பேசி அவர் வந்து அந்த ஒரு கமர்ஷியல் சினிமாலேயே ஒரு புது ஃபார்மேட்டை பிடிச்சி பக்காவாக ஒன்று ட்ராவல் பண்ணி அடிக்கிறார் இப்போ சிம்பு அவர்கள் ரொம்ப ரேம்பண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருந்தாலும் இப்போ அவர் கௌதம் என்னோட திரும்ப அப்படி ஒரு ரிவைவல் மோடு போய் அதுக்கு முன்னாடி மாநாடு மூலமாக ஒரு பெரிய ஹிட் அடித்து இப்போ வந்து அடுத்தவர் வந்து ஒரு டபுள் ஆக்ஷன் படம் வந்து ஆர்கே ஃபேகா பண்ண போகிறார் ஸோ ஹீரோக்கள் எப்படி கதை கேட்குறாங்க எதனால சில கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு ஒன்று வருதில்ல சில படங்கள்லாம் பார்க்கும்போது இது எதுக்கு இந்த ஹீரோ சூஸ் பண்ணாருன்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கும் சில காரணங்கள் இருக்கும் அதுதான் பிளான்ட் அசாசினேஷன் ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம் டயர் டு அடுத்த செக்ட் ஆஃப் ஹீரோஸ் பற்றி பேசும்போது விஷ்ணு விஷால் ரொம்ப குறுகிய காலகட்டத்திலே நிறைய வெரைட்டி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னு நிறைய ஜானர் ட்ராவல் பண்ணுறாரு இப்போ அவர்கிட்ட ஒரு தயாரிப்பு நிறுவனம் இருக்கிறதுனால அவராலையும் நிறைய விஷயங்களை சூஸ் பண்ண முடியும் இன்றைக்கி பாதி ஹீரோஸ் தேவ் பிகம் ப்ரொடியூசர்ஸ்க்கு ஸோ அதனால் அவங்களோட ட்ரீம் அவங்களே ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க பண்ணலாம் இப்போ சித்தார்த்தெல்லாம் ஜிகிர்தண்டாக்கு அப்புறம் பயங்கரமாக எதிர்பார்த்தோம் வருவார் கண்டிப்பாக அவர்கிட்டயும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம்ஸ் இருக்குது அது வரும்னு நான் நம்புகிறேன் ஆர்யா ஆர்யா வந்து எப்படின்னா எப்போ வேணால் யாரோட வேணால் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆள் தான் ஆனால் அவருக்கு சில காம்பினேஷன்ஸ் மேலே சில நம்பிக்கை இருக்குது ஒரு ப்ரூவன் டேரக்டராக இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடலாமே அப்படின்னு ஐ திங்க் ஆர்யாவோட கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டிக்கு இன்னும் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக நிறைய கதைகள் கேட்டால் நிறைய வந்து அவரை தாக்கும்னு நான் நம்புகிறேன் ஒரு சர்பேட்டா திரும்ப ரவுண்ட் டூ வரும்போது பெருசாக பேசப்படும் எல்லாரும் அப்படியே ஆஹா அப்படின்னு சொல்ல போகிறாங்க பட் அதுக்கு அடுத்து என்ன அவருக்குமே அந்த டேரக்டர்ஸ் பற்றாக்குறை இருக்குது ஏன்னா ஒரு சந்தன தேவனோ இல்லை திரும்ப போய் ஒரு சுந்தரசி படமோ விஷால் வந்து இப்போ மார்க் ஆண்டனியில் ஏகப்பட்ட கெட்டப்ப போட்டு அவர் வந்து ஒரு யங்ஸ்டரை நம்பி ஒரு கதை ஓகே பண்ணி இப்போ அவர் திரும்ப போய் துப்பரிவாளன் டூனு டேரக்ட் பண்ண போகிறார் ஸோ விஷால் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கதைகள் கேட்டுட்டு இருந்தார் அவரும் காம்பினேஷனை நம்பி தான் போயிட்டு இருந்தார் பட் அந்த பாண்டிய நாடுக்கு அப்புறம் அந்த இன்னொரு ஒரு டேக் ஆஃப்க்கு நான் வெயிட் பண்ணிருக்கேன் வேற சொல்லு சொல்லு சிவிராஜ் இல்ல இல்ல இல்ல இரு இரு ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இப்போ ஒரு சின்ன விவாதம் நடந்துச்சு சில யங் ஹீரோஸ் ஸ்டார் கிட்ஸ் இவங்களுக்குலாம் வந்து படங்கள் அமையாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஐயோ சாந்தன் வந்து சுப்பிரமணியபுரம் விட்டார் அவன் சிபிராஜ் வந்து நிறைய கதை வேணாம் சொல்லிட்டார் அப்படின்னு நம்ம வெளியிலேருந்து ஈஸியாக பேசிடலாம் பட் கதைகள் அமைஞ்சு வரணும் இப்போ பாவ கதைகளில் Shanthanu did brilliant job but I'm still waiting for his next break அது வந்து ராவண கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் பரத் அவ்வளோ டேலண்டடுங்க பட்டியலெல்லாம் பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் ஆனால் அடுத்து என்ன அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சிபிராஜ் எடுத்துக்கோங்களேன் நாயகல் ஜாகிரதை வச்சு தான் திரும்ப ஒரு பிரசன்ஸ் கிரியேட் ஆச்சு ஸோ அடுத்த கட்டம் என்ன இந்த ஹீரோஸ்க்கு இப்போ அசோக் செல்வன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓமை கடவுளை சூப்பர் பிரசன்ஸ் அத்தனை உயர்வாக நான் இன்னும் அந்த ஒரு பேங்குக்கு வெயிட் பண்ணுறேன் பரதேசிலேயே அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு பட் வாட் இஸ் லேக்கிங் எந்த ஜட்மெண்ட் அங்கே மிஸ் ஆகுது ஏன் கதைகள் கரெக்டாக லேண்ட் ஆக மாட்டேங்குது ஈட்டி e கூட அவருக்கு ஒரு பெரிய ஹிட் தான் ஸோ இவங்கெல்லாம் ஏன் இன்னும் திரும்ப வரமாட்டுறாங்கன்னு இப்போ விக்ரம் பிரபு நான் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறேன் அவரோட மொதல் மூணு படங்கள் எல்லாமே அவருக்கு வந்து பெரிய ஹிட்டு ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஜட்மெண்ட் டிப் இருந்துச்சு நல்ல வேலை Taanakkaran kind of revive this career graph but அடுத்து என்ன இன்ஃபேக்ட் வந்து அறுபது வயது மாநிலம் கூட வந்து அந்த ஜோனுக்கு நல்ல படமாக தான் இருந்துச்சு அவர் அதுக்கப்புறம் கூட சில படங்கள் பண்ணிட்டு இருந்தார் பட் அவரோட ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபிலிம்ஸ் எல்லாருமே ஷாக் ஆனாங்க என்னடா செம்ம ஃபார்மில் வரானே இந்த தம்பின்னு அதுக்கப்புறம் என்ன மாதிரி கதைகள் கேட்குறோம் நம்ம கெரியர் கிராஃப் எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்றதை தாண்டி எனக்கு ஒரே ஒரு மேட்டர் தாங்க ஞாபகம் வருது கண்டென்ட் வச்சு தாங்க ஒரு ஹீரோ ரீச் ஆகிறார் அதுக்கப்புறம் தாங்க அவர் ஹீரோவாகவே ஆகிறார் விஜய் சேதுபதி தாங்க ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இந்த நியூ வேவ் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் விஜய் சேதுபதி தான் அவர் தான் முடிவு பண்ணார் கண்டென்ட் மூலமாக ரீச் ஆகிறோம் அதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு படம் நடிக்கிறோம் அவருக்கு ஒரு பீட்சா ஒரு சூதுகவும் இருந்ததுனால தான் நல்ல ஃபாலோ அப் சூப்பரான ஒரு டேக் ஆஃப் அதுக்கப்புறம் வச்சு விளையாண்டார் அந்த ரெண்டு படங்கள் தமிழ் சினிமாவில் கண்டென்ட் மூலமாக இன்ஃபேக்ட் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரை கூட சேர்த்துக்கோங்க இன்னி வரைக்கும் அது ஒரு கல் ஃபாலோவிங் அண்ட் அஃப்கோர்ஸ் சாரி நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமல் போனதுனால மறந்துட்டேன் ஸோ இந்த படங்கள்லாம் தான் அவரோட ட்ரெஜெக்டரியை டிசைட் பண்ணிச்சு கண்டென்ட் மூலமாக தான் ரீச் ஆனார் அதுக்கப்புறம் தான் யூ இவர் கதை செலெக்ஷன் பயங்கரமாக இருக்கேப்பா இந்த கதை செலெக்ஷனில் கண்டிப்பாக ஒரு ஹீரோவை இப்போ நிறைய பேர் மென்ஷன் பண்ணுறாங்க அது யாருன்னா அருள்நிதி அருள்நிதி என்ன தான் நிறைய த்ரில்லர் படங்கள் பண்ணாலும் அவர் ஒரு படம் பண்ணாலே அதில் ஒரு குவாலிட்டி டிப் இருக்காதுப்பா அது ஒரு ரீசனபிளான ஃபில்மாக இருக்குன்னு சொல்லி இப்போ அடுக்கடுக்காக அவர் படங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் அதில் சிலதெல்லாம் வந்து அந்த ஜானருக்குள்ளே ஃபிட் ஆகி சூப்பர்னு எல்லாரும் சொல்கிற லெவலில் இருக்குது ஸோ அருள்நிதியோட கதை செலெக்ஷன் பற்றி நிறைய பேசுகிறாங்க இப்போ விமல் எடுத்துக்கோங்க இவங்களாம் வந்து ஒன்று யாராவது ஒரு ஆளை நம்பி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருவாங்க இல்லைனா தனிப்பட்ட டேலண்ட்டை வச்சு வருவாங்க அவங்கவுங்க அவங்கவுங்களோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு தான் இருக்குது தமிழ் சினிமாவில் நிரந்தரமாக ஜெயித்தவங்க எல்லாருமே தன்னோட ஜட்மெண்ட்டை ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரெலவெண்ட்டாக இருப்பாங்க அப்டேட்டடாக இருப்பாங்க ஸோ இது எல்லாமே பல காம்பினேஷன்ஸ் மூலமாகவும் பல நம்ம கண்ட்ரோலில் இல்லாத சில ஃபேக்டர்ஸ் நிர்ணயம் பண்ணுறதுனால தான் படத்தோட வெற்றி மாதிரி இருக்கு ஸோ ஹீரோஸ் வந்து எப்படி கதை கேட்குறாங்க என்ன க்ரியேட்டிவ் கால் எடுக்கிறாங்க இந்த கதையை நான் ஏன் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு செட்டிங் ஒன்று நடக்குது ஒன்று பிஆர்ஓ மூலமாக ஹீரோக்கு கதை போகலாம் இல்லையா ஒரு வெற்றி டேரக்டரோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் போய் கதை சொல்லலாம் இல்லையா சம்மந்தமே இல்லாமல் அந்த ஹீரோ ரொம்ப நம்புற ஒரு ஆள் இல்லை நீ இவரை வச்சு கதை கேளுது கண்டிப்பாக ஏன்னா மாஸ்டர் அப்படி தான் நடந்துச்சு இல்லை கூட இருக்கிற ஆட்களை தாண்டி ஹீரோ டக்குன்னு இல்லைப்பா நான் வேற ஒரு ஜட்மெண்ட்டில் போகிறேன் அப்படின்னு ஒன்று போகலாம் இல்லைனா தயாரிப்பு நிறுவனம் அந்த ஹீரோ கிட்ட டேட் வாங்கிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸை கதை கேட்க அனுப்பலாம் இப்படி ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்குது அதை மட்டும்தான் அவங்கள ஜெயிக்க வைக்கும்